இணக்கமான தமிழர்களுக்கு வணக்கம் நேத்து நம்ம அதிகமா வாசிச்ச ஒரு செய்தி சேலம் உருக்காலைய மத்திய அரசு தனியாருக்கு விற்கிறதுக்கு முடிவு செஞ்சிருச்சு அப்படின்னும் அதுக்கான விண்ணப்பங்கள் ஆகஸ்ட் ஒன்று வரைக்கும் விருப்பம் இருக்கிற தனியார் நிறுவனங்கள் கொடுக்கலாம் அப்படின்றதும் நம்ம கேள்விப்பட்ட செய்தி இந்த விஷயத்துல ஏன் ஒரு பொதுத்துறை நிறுவனத்தை தனியாருக்கு விற்கணும் அப்படின்னு பார்க்கும்போது அதுக்கு காரணமா சொல்லப்படுறது இந்த சேலம் முறுக்கால கிட்டத்தட்ட நானூத்தி கோடி ரூபாய் நஷ்டத்தில் இயங்கிட்டு இருக்கு அதனால இதை தனியாருக்கு வித்துட்டு அதுலேருந்து வர வருமானத்தை வச்சு நாட்டு வளர்ச்சிக்கு பயன்படுத்த போகிறோம் இதுதான் மத்திய அரசு முன்வைக்கிற ஒரு கோரிக்கை இதில் ஒரு பொதுத்துறை நிறுவனத்தை தனியார் நிறுவனம் மட்டும் வாங்கி லாபகரமாக மாற்றிட முடியுமா அப்படின்னு கேள்வி எழுப்பும் போது இதுக்கு பின்னாடி பல சூழ்ச்சிகள் இருக்கிறது தெரிய வருது அதை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் முதல்ல இந்த சேலம் உருக்கலை எப்படி உருவாச்சுன்றதை பார்த்துருவோம் காமராஜர் காலத்தில் பெரிய போராட்டத்திற்கு பிறகு அண்ணா காலத்திலும் பெரிய தொடர் போராட்டங்களுக்கு பிறகு நைன்டீன் செவன்ட்டீஸில் கலைஞர் பீரியடில் இந்த பிளான்ட்டை இங்கே சேலமுக்கு கொண்டு வராங்க நூற்றி முப்பத்தி ஆறு கோடி ரூபாய் முதலீட்டில் முப்பத்தி ரெண்டாயிரம் திறன் உற்பத்தி திறனோட இந்த பிளான்ட் தொடங்கப்படுது அதுக்கப்புறம் இந்த பிளான்ட் கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி பத்தில் அதே மாதிரி விரிவாக்கம் செய்யப்பட்டு புது டெக்னாலஜிஸ்லாம் யூஸ் பண்ணி நிறைய வந்துட்டு ப்ரொடக்ஷன் அதிகமாக்குற மாதிரியான டெக்னாலஜி டெவலப் பண்ணுறாங்க இப்போ இந்த பிளான்ட்டை பிரைவேட்டுக்கு விற்கிறதுக்கான காரணமாக சொல்லப்படுற இந்த நஷ்டம் அப்படின்ற வார்த்தைக்கு என்ன காரணம் அப்படின்னா நம்ம நாட்டில் ரெண்டு மூணு விஷயங்கள் அதாவது ஒன்று இப்போது ஒரு இந்த செயலோட நிறுவனத்தோட கீழே தான் வந்து இந்த சேலம் உருக்கலை இருக்குது இதில் செய்யப்படுற ஒரு மெட்டீரியல் அந்த ஸ்டீல் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலோட டன் விலை தொண்ணூறாயிரம் அப்படின்னு விலை நிர்ணயம் செஞ்சுருக்காங்களாம் இது மத்திய அரசுக்கு கீழே இருக்கிறதுனால இந்த தொண்ணூறாயிரம் கம்மியாக நம்மளால் விற்க முடியாது ஆனால் கள்ளச்சந்தையில் கிட்டத்தட்ட எழுபதாயிரத்துக்கே இதே மாதிரி ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் கிடைக்கும் போது வாங்குற எல்லாருமே நுகர்வோர் எல்லாருமே வந்துட்டு எழுபதாயிரம் ஒரு பொருள் கிடைக்குமோ யாருமே தொண்ணூறாயிரக்கு வாங்க முடியாங்க அதுதான் முதல் காரணமாக சொல்லப்படுது இந்த நஷ்டத்துக்கு அடுத்து ரெண்டாவது சொல்லப்படுறது சீன இறக்குமதி பொருட்கள் இரும்பு வந்து நம்ம வந்து இறக்குமதி செய்யப்படுறோம் அப்படி இறக்குமதி செய்யும் போது சீன பொருட்கள் ரொம்ப வந்து சீப்பாக கிடைக்கிறதுனால நம்ம இந்த பொருட்களோட விற்பனையும் வந்துட்டு அதிகமாக தடைப்படுது இது ஒரு ரெண்டாவது காரணமாக சொல்லப்படுது மூணாவதாக சொல்லப்படுறது விற்பனை தளத்தை கொல்கத்தாவுக்கு முன்னாடி மாற்றிருக்காங்க அப்படி மாற்றினதுக்கு அப்புறம் கிட்டத்தட்ட இரநூறு அதிகமாக வந்துட்டு இந்த மாதிரி ரீட்டைலர்ஸ் இருந்த இடத்துல இப்போ இன்னைக்கு வெறும் ஒன்பது பேர் மட்டுமே நம்மளோட இந்த சேலம் ஸ்டீலை வந்துட்டு விற்பனை செய்கிற ரீட்டைலர்ஸ் இருக்காங்களாம் பொதுவாகவே சேலம் இந்த இரும்புக்கு பெரிய மதிப்பு இருக்கும் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் சேலம் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல்னா ரொம்ப குவாலிட்டியாக இருக்கும் அப்படின்றப்போ எப்படி இதில் நஷ்டம் ஏற்பட்டுச்சு அப்படின்னு பார்த்தா ரெண்டாயிரத்தி மூணுலேருந்து ரெண்டாயிரத்தி பத்து வரைக்கும் எந்த ஒரு நஷ்டமும் இல்லாமல் ஆண்டுக்கு நூறு கோடி ரூபாய் வந்து லாபத்தோடு தான் இது இயங்கிட்டு இருந்திருக்கு அதுக்கப்புறம் நஷ்டம் அப்படின்னு சொல்லப்படுறது நாம் சொன்ன மூணு காரணங்களுக்காக முந்நூற்றி கோடி முந்நூற்றி நாற்பத்தி எட்டு கோடி ரூபாய் வந்துட்டு நஷ்டம் ஏற்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லப்படுது இது மொத்தமாக இந்த செயல் மொத்த நிறுவனத்தோட நஷ்டம் அப்படின்னு பார்க்கும்போது நாலாயிரத்தி முந்நூற்றி நூற்றி முப்பத்தி ஏழு கோடி ரூபாய் அதில் நம்மளோடது வந்துட்டு வெறும் எட்டு பர்சன்ட் அப்படின்றப்போ ஏன் இந்த நிறுவனத்தை ப்ரைவேட்டுக்கு விற்கணும் அப்படின்றது முதல் கேள்வியாக இருக்குது இப்படி இருக்கும்போது முதல்ல ஒரு பொதுத்துறை நிறுவனத்தை நம்மளை இவ்வளோ வந்துட்டு டெக்னாலஜி இவ்வளோ வந்துட்டு டேலண்டான பீப்புள் இருக்கிறப்போ இதை தனியாருக்கு மட்டும் கொடுத்துட்டா தனியார் இதை சக்ஸஸ்ஃபுல்லாக மாற்றிட முடியும் அப்படின்னா நம்ம ஏன் மாற்ற முடியாது இதுதான் முதல் கேள்வி அடுத்தது ஏற்கனவே இந்த வார்த்தைகள் கார்ப்பரேட் கைக்கூலி என்ற வார்த்தைக்கு பொருத்தமானதான் நம்ம மத்திய அரசு ஆரம்ப கட்டத்திலையும் சரி இப்பவும் சரி நடந்துட்டு இருக்கு வெறும் பதினெட்டு சதவீதம் இருக்கிற இந்த பணக்காரங்களை நோக்கியே நகர்ற இந்த இந்திய அரசு இவங்களுக்கு எப்படியாவது இந்த இடத்த கொடுத்துடணும் தான் பெரிய ஒரு முனைப்போட இருக்கான் இதில் ஒரு பெரிய விஷயம் என்ன அப்படின்னா ஜிண்டால் தான் இதை வாங்க போகிறாங்க அப்படின்றதே ஏற்கனவே முடிவாயிருச்சு அப்படின்னு சொல்லப்படுது ஜிண்டா சவுத் வெஸ்ட் ஏற்கனவே வந்துட்டு நம்ம சேலத்தில் இருக்கிற கஞ்சமலையில் கிட்டத்தட்ட வந்துட்டு ஒரு மில்லியன் டன் இரும்பை வெட்டி இரும்பு ததை வெட்டி எடுக்கிறதுக்கான உரிமம் தமிழ்நாட்டிலேருந்து வாங்கிட்டாங்க அப்படின்னும் திருவண்ணாமலையில் கிட்டத்தட்ட முப்பத்தைந்து மில்லியன் டன் வந்துட்டு வெட்டி எடுக்கிறதுக்கான உரிமத்தையும் வாங்கிட்டாங்க இதனால் மக்களோட வாழ்வாதாரம் பாதிக்கப்படுன்னு சொல்லி பெரிய புரட்சி போராட்டமாக நடந்துச்சு உங்களுக்கு நல்லா தெரியும் இந்த எட்டு வழிச்சாலையும் இதை பேஸ் பண்ணி தான் நடந்துச்சு இங்கே சேலத்துலேருந்து மெட்டீரியல் டிரான்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கும் க திருவண்ணாமலேருந்து மெட்டீரியல் டிரான்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கும் இது ஈஸியாக இருக்குன்றதுனால தான் இந்த எட்டு வழிச்சாலையை அப்ரோச் பண்ணாங்க அப்படி சொல்லப்பட்டுச்சு அடுத்த ஒரு விஷயம் என்ன அப்படின்னா இப்போ இந்த Jindal steel west Jindal south west இவன் இப்போ இந்த பொருளை இந்த இந்த பிளான்ட்டை வாங்க போறாங்க அப்படின்னா இந்த பிளான்ட்டை வாங்குறதுக்காக அவங்க என்ன அவங்களோட சொந்த காசை போட போறாங்களா இல்லை இதில் இருந்து திரும்பவும் நம்மளோட பேங்க்ஸ்லேருந்து தான் லோனை வாங்க போகிறாங்க அப்படி பேங்க்ஸ்லேருந்து லோனை வாங்கினா இவங்களுக்கு எந்த ஒரு செலவுமே இல்லாமல் இவங்க பேங்க்லேருந்து லோனை வாங்கி இவங்க ப்ரைவேட் அந்த கம்பெனி ஆக்குப்பை பண்ணுறப்போ அவங்க பணத்தை இன்வெஸ்ட் பண்ண போகிறதில்ல நம்மளோட பணத்தை எடுத்து இருந்து அவங்க ப்ரைவேட்டாக அதை மாற்றிக்க போகிறாங்க இந்த பொதுத்துறை வங்கிகளை அந்த சாரி பொதுத்துறை நிறுவனங்களை நிர்வகிக்க முடியாத நம்ம மத்திய அரசு இனி என்ன பெரிய வளர்ச்சியை நமக்கு கொடுத்துட முடியும் அப்படின்ற ஒரு பெரிய கேள்வி இங்கே வருது அது மட்டும் இல்லை கிட்டத்தட்ட நேர்முகமாக ரெண்டாயிரத்தி அறநூறு தொழிலாளர்கள் இதில் வந்து ஈடுபட்டிருக்காங்க அது போக ஐயாயிரம் தொழிலாளர்களுக்கு மேலே மறைமுகமாக இந்த பிளான்ட்னால வந்து பயன்பட்டு இருக்காங்க இப்போ இது பிரைவேட்டுக்கு மாறிச்சு அப்படின்னா பிரைவேட் சொல்கிறது மட்டுமே பெரிய சட்டமாக இருக்கும் அப்போ இவங்களோட வாழ்வாதாரம் என்ன அப்படின்றது ஒரு பெரிய கேள்விக்குறி தான் அதுக்கப்புறம் தொண்ணூ ஆயிரத்தி நைன்டீன் நைன்டி செவன்ல இருந்தே இந்த பிரச்சனை நடந்துட்டு தான் இருக்கு எப்படியாவது வந்துட்டு இந்த பிளான்ட் வந்து பிரைவேட்டுக்கு வித்துடணும் அப்படின்னு சொல்லி பெரிய ஒரு போராட்டமும் பெரிய ஒரு இதுவும் மத்திய அரசு தொடர்ந்து நடத்திட்டே தான் இருக்கு எப்படியாவது வித்துடணும் அப்படின்னு இருந்தும் நம்ம நம்மளோட பிரச்சனைகள் நம்மளோட போராட்டங்கள் தொடர்றதுனால எப்படியோ எதுவும் பண்ணாம இவ்வளவு நாள் தாக்கு பிடிச்சிருந்திருக்கு இப்போ திரும்ப விற்கிறதுக்கு முடிவு செஞ்சிருக்காங்க இதில் ஒரு விஷயம் என்னன்னா இங்கே இருந்த ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் சேலத்தில் இருந்து போகிற ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் தான் அவ்வளவு வந்து குவாலிட்டியான மெட்டீரியல் அப்படின்னு சொல்லப்படுது இதுதான் இன்னைக்கு வந்து ஸ்மார்ட் சிட்டின்னு சொல்லப்படுறது இந்த ரயில்வே புது ரயில்வே பெட்டிகளுக்கு அதுக்கப்புறம் அணு உலைகளுக்கு நம்ம நாணயம் செய்கிறோம் இல்லையா நாணயம் செய்கிறதுக்கு தேவையான ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் இது எல்லாமே வந்துட்டு இங்கே சேலம் உருக்காலையிலேருந்து தான் போகுது அப்படின்னா ஏன் அப்படின்னா சேலம் உருக்காலையிலேருந்து வெட்டி இங்கே இங்கே எடுக்கிற வெட்டி எடுக்கிற இரும்பு தாது அவ்வளோ குவாலிட்டியாக இருக்கிறதுனால எல்லாருமே இதை ப்ரிஃபர் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லப்படுது இன்னைக்கு கிட்டத்தட்ட இந்த பிரைவேட் நிறுவனங்கள் எல்லாமே முண்டி அடிச்சுக்கிட்டு எப்படியாவது இதை வாங்கிடணும்னு முயற்சி பண்ணுறது காரணம் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஜிண்டால் தான் வாங்க போகிறான்றதா கூட இந்த ஜிண்டால் வாங்கிறதுக்கான மிகப்பெரிய காரணம் என்னன்னு சொல்லப்படுதுன்னா இதோட சொத்து மதிப்பு அவ்வளோ அதிகமாக இருக்கும் அப்படின்னும் அதுவும் இல்லாமல் இப்போ நான் சொன்ன அந்த மூணு காரணங்கள் இருக்கு இல்லையா இந்த கள்ளச்சந்தை சீன இறக்குமதி அதுக்கப்புறம் இந்த விற்பனை தளம் இதெல்லாம் மாற்றி அமைச்சிட்டாங்க அப்படின்னா இது ஒரு மிகப்பெரிய லாபமான தொழிலாக இருக்கும் அப்படின்றதுனால போட்டி போட்டுக்கிட்டு எப்படியாவது நம்ம இந்த பிளான்ட்டை வாங்கிடணும் அப்படின்ற ஒரு முடிவு இருக்காங்க இந்த ப்ரைவேட் செக்டர்ஸ் இன்னைக்கு கார்பரேட் தொடர்ந்து நம்மளோட நம்மளை நெருக்கிட்டு இருக்காங்க ஒரு சில இந்த கார்பரேட் நிறுவனங்களுக்காக நம்ம மத்திய அரசும் அவங்க கூட கை கோர்த்து நம்ம வாழ்க்கை வாழ்வாதாரங்களை பாதிக்கிற மாதிரியான விஷயங்கள் செய்கிறத முதல்ல நிறுத்தணும் இந்த சேலம் முறுக்காலேயே பிரைவேட்டு கொடுக்கறத எப்படியாவது தடுத்து நிறுத்தி அதை திரும்பவும் வந்து பொதுப்பணித்துறைக்குள்ளேயே கொண்டு வரணும் செயலுக்கு கீழேயே வந்து இது இயங்கணும் மக்கள் பயன்பெறணும் நம்ம தேசத்துக்கு வருமானம் இதனால் வரணும் ரெவென்யூ இதனால் ஜென்ரேட் ஆகணும் அப்படின்றது என்னோட கருத்தாக இருக்குது எனக்கு பெரிய டேட்டா நான் எடுத்து பெருசாக பேசல ஜஸ்ட் எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை நான் சொன்னேன் இதில் ஏதாவது தப்பு இருந்துச்சுன்னு தயவு செஞ்சு மன்னிச்சுக்கோங்க பட் இதோட காரணம் இதோட நோக்கம் என்ன அப்படின்னா இது தனியார் கைக்கு போயிடக்கூடாது அப்படின்றது தான் ஏற்கனவே வந்து லாபமான தொழிலில் இருந்து நல்லாவே உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் என்எல்சியும் அப்படி தான் வந்துட்டு டென் பர்சன்ட் ஷேரை வந்து நாங்கள் ப்ரைவேட்டை கொடுக்க போகிறோம்னு சொன்னப்போ நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் சண்டை போட்டு இங்கே கொடுக்கக்கூடாது அந்த டென் பர்சன்ட் ஷேரை வந்து நாங்கள் வாங்கிக்கிறோம்னு சொல்லி கிட்டத்தட்ட ஐநூறு கோடி ரூபாய் கொடுத்து அந்த ஷேரை வாங்கினாங்க அந்த ஷேர் இன்னைக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் வாங்கி என்ன செஞ்சாங்க என்ன டெவலப்மெண்ட்டுக்காக செஞ்சாங்க அப்படின்னா நிறைய விஷயங்கள் நடந்துச்சு நிறைய இன்கம் டேக்ஸ் ரைட் போனாங்க நிறைய பணத்தை வந்துட்டு எடுத்தாங்க அதெல்லாம் என்ன நடந்துச்சு நம்ம தேசத்தில் என்ன பெரிய வளர்ச்சி இருக்குது அப்படின்றது யாருக்குமே ஒரு பெரிய கேள்விக்குறியாக தான் இருக்குது அப்படி இருக்கிறப்ப தயவு செஞ்சு இந்த தனியார் நிறுவனங்களுக்கு எல்லாத்தையும் கொண்டு போய் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம அவங்கள்ட்ட அடிமைகளாக்கப்படு முன்னாடி பிரிட்டிஷ் காலத்தில் பிரிட்டிஷர்ஸ் இருந்தால் இன்னைக்கு கார்பரேட்டு ஸோ நம்ம எல்லாருக்கும் அடிமைகளாக்கப்படுறத வந்துட்டு முயற்சி செஞ்சுட்டு இருக்கிற கார்ப்பரேட்டுகளுக்கும் அதுக்கு வந்துட்டு துணை போகிற மத்திய அரசுக்கும் ஒரு விஷயத்தை புரிய வைக்கணும் நாங்கள் இந்த எப்போவுமே வந்துட்டு இந்த மாதிரி வந்துட்டு பொதுத்துறை நிறுவனங்களை தனியாருக்கு கொடுக்க மாட்டோம் அப்படின்றதுல உறுதியாக இருக்கணும் அதுக்காக போராடணும் நிச்சயமாக இதை கொடுத்துடக்கூடாது அப்படின்றத என்னோட எண்ணமும் தயவு செஞ்சு இதுக்கான விழிப்புணர்வு ஏற்படுத்துங்க மக்கள் மத்தியில் நன்றி